How do you do? Morning. Morning. You all right? I've got yours right here. That's it. Hey, hello. Lovely, thanks very much. Good luck. See you later. Excuse me. Sorry, love. I'm all out. Bleed for the things that matter to us all. வணக்கம் மக்களே நீங்க கேட்டிருப்பது மசால் வடை டீமோட ஆர்ஜே நேரத்துல உங்களோட இணைஞ்சிருக்கிறது உங்கள் ஆர்ஜே காவ்யா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதை விட ஒரு சிறந்த தானம் இருக்கு என்னன்னு யோசிக்கிறீங்களா அதாங்க ரத்த தானம் ரத்தத்தை தானம் செய்யறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆல்கஹாலிக் ட்ரக் அடிக்டர் ஸ்மோக்கர் இவங்கெல்லாம் வந்து பிளட்டே டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே ஒருத்தர்கிட்ட டெய்லி பிளட்டை டொனேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி யாராக இருக்கும்னு ரொம்ப யோசிக்காதீங்க சப்ப ஆன்சர் கொசு தாங்க எனிவேஸ் ஜோக்ஸ் அப்பான் எங்கள் காலேஜில் பிளட் டொனேஷன் கேம்ப் போட்டிருந்தாங்க சரி நம்மளும் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு என்ட்ரன்ஸில் போய் நின்னா ஒரு சிஸ்டர் வந்து மண்டை மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா பின்னால் கால் எதாவது அடிபட்டுருச்சா பிளட் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து மனசில் இவங்களுக்கு ஏதாவது மண்டையில் அடிபட்டுருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை சிஸ்டர் இது பிளட் டொனேஷன் கேம்ப் தானே நான் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு உடனே அவங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு ஆரஞ்சு ஜூஸை எடுத்து கொடுத்துட்டு அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க நீங்களாம் டொனேட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் நம்ம பாடி சப்போர்ட் பண்ணாது ஆனால் பாடி ஃபிட்டாக இருக்கவங்க பேட் ஹேபிட்ஸ் அடிக்ட் ஆகிட்டு பிளட் டொனேட் பண்ண முடியாமல் இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால நாலு பேர் சிரிச்சா அது நமக்கு சந்தோஷம் ஆனால் நம்மளால் ஒருத்தர் உயிர் பொழிச்சு உயிர் வாழ்ந்தா கூட அதை விட பெஸ்ட் பிளெஸிங் எதுவுமே கிடையாதுங்க லைஃப்பில் எல்லாருக்கும் world happy blood donation day சொல்லிட்டு என்றைக்குமே ரத்தத்தை சாலையில் தானம் செய்யக்கூடாது சாலையோரத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தானம் செஞ்சால் நம்மளும் நல்லா இருப்போம் அதை எடுத்துக்கிறவங்களும் நல்லா இருக்கட்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு வரைக்கும் bye bye signing off by RJ Kavya